ஒரு மாதா படம் வெளிநாட்டில் ஒரு பேர் ஆலயத்தில் இருந்தது நம்முடைய பாப்பரசர் கூட அந்த படத்தின் மூலமாக அதிகமாக தொடப்பட்டிருக்கிறார் அப்படி ஆரம்ப காலத்தில் அவருடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்ததற்கு காரணம் அந்த மாதாவுடைய படம் அவர் ஒரு ஆயராக இருக்கிற பொழுது ஆலயங்களை விசிட் பண்ணுவதற்கு போவது வழக்கம் அப்படி அவர் போகையில் ஒரு ஆலயத்தில் ஆலயத்திற்கு பின்னால் இருக்கக்கூடிய அந்த சக்கரேஸ்கில் இந்த படம் மாட்டப்பட்டிருந்தது அந்த படத்திற்கு ஒரு கதை உண்டு புனித பெனடிக் வாழ்ந்த காலத்தில் அந்த பகுதியில் ஒரு குடும்பம் வாழ்ந்து அவருடைய கணவர் ஒரு ஆர்டிஸ்ட் வரையக்கூடியவர் படங்களை வரையக்கூடியவர் அவருடைய மனைவிக்கு ஒரு பிரச்சனை எப்படியாவது இவரை விட்டு பிரிந்து விட வேண்டும் என்கிற கடுமையான சோதனையிலே அவர் அகப்பட்டான் அவரோடு வாழவே பிடிக்கவில்லை அப்பொழுதுதான் அவர்கள் பெனடிக்டை குறித்து கேள்விப்பட்டார்கள் பெனடிக்டை சந்தித்து பேசினால் இந்த எண்ணம் மறைந்துவிடும் என்று அவர்கள் கேள்விப்பட்டார்கள் அந்த எண்ணத்தை யார் கொண்டு வந்தது சத்தம் வரலையே பிசாசுகள் கொண்டு வருகிறது ஆகையினாலே கணவன் அந்த மனைவி பெனடிக்டை ஒரு தடவை சந்திக்கலாம் என்று முயற்சி பண்ணினால் திடீரென்று பாப்பரசர் அந்த ஊருக்கு வருவதாக இருந்தது அவர்தான் அந்த மடத்திற்கு தலைவராக இருந்தார் ஆகையினாலே அந்த ஊரில் பாப்பரசர் வருவதனாலே எல்லா மடத்தினுடைய தலைவர்களும் கட்டாயம் அங்கே வந்தாக வேண்டும் அதனாலே இந்த பெனடிக்டும் வர நேர்ந்தது ஆமே அது பெனடிக்ட் அங்கே வந்ததுனாலே இந்த பெண் ஓடி போய் பெனடிக்ட் சில வார்த்தைகளை பேசியிருக்கிறார் பேசுற உடனே இவளுக்குள்ள இருந்த அந்த பிரிவின எண்ணம் உடனே அவளுடைய எண்ணத்தை விட்டு மறைந்து போனது ஆமே அவர் ஒரு ஆர்டிஸ்ட் ஆகையினால என்ன செய்தான் ஒரு மாதாவை குறித்து ஒரு அருமையான ஒரு அழகான படத்தை ஒன்றை வரைந்தார் இந்த படத்தை கொண்டு போய் மடத்தில் பெனடிக்டை கொண்டு போய் கொடுத்தார்கள் உங்களுடைய ஜபத்தினாலே முழுவதும் நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம் ஆகையினாலே இந்த அழகான படத்தை வரைந்து வைத்திருக்கிறேன் இதை எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொல்லியிருக்கிறார் பெனடிக் சொன்னால் எனக்கு எல்லாம் தேவையில்லை என்று சொல்லியிருக்கான் அவன் இப்போ இதற்காகத்தான் வரைந்தேன் இவ்வளோ கஷ்டப்பட்டு வரைந்தேனே நீங்கள் வேற எங்கேயாவது கொண்டு கொடுத்து விடுங்கள் எங்களுக்கு இந்த படங்கள் படங்கள்லாம் தேவையில்லைன்னு சொல்லிட்டார் இறுதியாக என்ன செய்யறதுன்னு தெரியாம அந்த படத்தை அவர் இருக்கக்கூடிய தேவாலயத்தில் சக்கரேஸ்ல மாட்டி வைத்திருந்தார்கள் அவன் அல்ல லூயா அந்த படத்தை பெனடிக் ஆசீர்வதித்திருந்தான் நம்முடைய பாப்பரசர் ஒரு ஆயராக இருக்கும் பொழுது அந்த ஆலயத்திற்கு திருப்பலிக்காக போன இடத்துல பூசைக்கு திருப்பலிக்கு முன்பாக சக்கரேசில் நின்று சிறிது நேரம் அவர் தியானித்துக் கொண்டிருக்கும் பொழுதுதான் இந்த படம் அவருடைய கண்களில் பட்டது இந்த படத்தை பார்க்க பார்க்க பார்க்கதா அவருடைய உள்ளத்தில் ஆண்டவர் கிரியை செய்ய ஆரம்பித்தார் மாதா சுசேப்ப இயேசு எல்லாம் எவ்வளவோ எளிமையாக ஏழ்மையில தரித்திரத்தில் வாழ்ந்தார்களே நீ இப்படி ஐஸ்வர்யத்திலே அரண்மனைக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கிறாயே என்று அது அவருடைய உள்ளத்தை உணர்த்த ஆரம்பித்தது அதிலிருந்து அவர் மனம் மாறி என்ன செய்தாரோ பாப்பரசருடைய உதவியை கேட்டு எழுதினார் எனக்கு இந்த அரண்மனை வாழ்க்கை பிடிக்கவில்லை பிஷப் ஹவுஸ்ல நான் வாழ விரும்பவில்லை ஆகையினாலே நான் தனிமையாக ஒரு அறை எடுத்து தங்கி அங்கே வாழ்ந்து கொள்கிறேன் என்று சொல்லி ஒரு அப்பார்ட்மெண்ட்ல வாடகைக்கு எடுத்து அவரோடு கூட அவருக்கு ஞான குருவாக இருந்த ஒரு வயதான குருவானவரையும் வைத்துக்கொண்டு அந்த இடத்துல தங்கியிருந்து அந்த குருவானவருக்கு இவர் தான் சேர்த்து சமையல் எல்லாம் பண்ணி கொடுப்பாரா எல்லா உதவிகளையும் செய்வார் செய்துவிட்டு ஆஃபீஸ் வேலைக்கு மட்டும்தான் பிஷப் ஹவுஸ்க்கு வருவார் ஆமாம் அல்ல அதன் மூலமாக ஒரு பெரிய மாற்றத்தை அவர் அடைந்து இன்றைக்கு கிட்டத்தட்ட ஒரு புனித நிலையில அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறாராம்